எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் பூட்டாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட்டுங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய நம்பர் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் சாரியுடைய நம்பர் ஃபிஃப்டீனுங்க body of saree and pallu ஒரே கலரில் இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வருங்க பாடியில் வரக்கூடிய அந்த புட்டானு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வரும் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது இப்போ பார்க்குறது பேஸ்டல் க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ளவுஸுங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு பாடியில் எப்படி புட்டாஸ் வருதோ அதே மாதிரியே ப்ளவுஸ்லேயுமே வந்துருங்க அண்ட் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் சர்வ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது next saree number sixteen one six colour Ramar green colour body of saree pallu ஒரே கலருங்க இந்த ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் nearly nine colours of sarees வந்து வாங்க பார்க்க போகிறோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் ஷேடில் வருதுங்க ஸோ இந்த புட்டாசை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும் உள்ளே போக போக என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருங்க saree number one seven seventeen body of saree beige colour pallu also the same colour six thousand seven ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க all over India with free ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதோடைய contrast blouse navy blue repayment option select பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து டார்க் க்ரே கலரில் வருதுங்க பாடி ஆஃப் சாரி அண்ட் பல்லு ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா மெஜந்தா கலர் எல்லாமே ஒரே பேட்டர்னுங்கிறதுனால நான் ஜரியை பற்றி வந்து டிசைனை பற்றி வந்து நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணலைங்க ஏன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய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 saree and pallu pink கலருங்க ராணி பிங்க் கலரில் இருக்கும் இது next saree saree number twenty one கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் சில டபுள் ஷீட் கலர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணவே முடியாதுங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யும் இப்போ நீங்கள் பார்க்குறது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ராமர் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ அண்ட் பல்லு வந்து இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க saree number twenty one and quality பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் சில்க்கு ஸோ பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க பாலிஸ்டர் மாதிரி கண்டிப்பாக இருக்காது பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணுறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சேரீ அண்டு ஹெல்த் uh, வைஸுமே பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்மே கொடுக்காத சேரீ இருந்தால் இந்த சாரீங்க ஏன்னா இது பியூர் சில்க்கு அண்டு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கிறதுங்கிறதுனால ரொம்பவுமே வந்து நல்ல சாரீங்க நல்ல குட் ஃபார் ஹெல்த்துன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதை saree number twenty two body of saree pallu ராயல் ப்ளூங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மட்டும் மறுபடியும் காமிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ஆனியன் கலரில் இருக்குங்க onion pink colour saree number twenty three இதில் பாடி ஆஃப் சாரீ அண்ட் பல்லு பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குங்க இதோடைய contrast blouse pinkish orange colour and இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் சின்ன சின்னதாக இருக்குங்க சில இடத்துல வந்து திக்கான த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகட்டும் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தால் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது அண்ட் புட்டா சரியாக இருந்தால் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாவில் லைட்டாக விலகி இருக்கிறது சரியில் விலகி இருக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் மேட் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தாங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் புட்டா வெரைட்டியில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேடுங்க ஒவ்வொரு சாரீ கூட கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் price six thousand seven hundred rupees இதுதாங்க சில்க் மார்க் சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்டிக்கர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன்று ஸோ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வரணுங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்